ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டே அக்கா வீட்டிலேருந்து வெளியே கிளம்பிட்டோம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தாத்தாவோட ஊருக்கு தான் போகிறோம் அம்மாவோட அப்பா ஊருக்கு பார்த்தீங்கன்னா நான் அக்கா அம்மா அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் தாவன் எல்லாரும் வந்து கிளம்பிட்டோம் போகிற வழியில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மழை வந்ததுனால எங்கே பார்த்தாலும் தண்ணி நிறைய வந்து நிற்கிது இப்போது ராமச்சந்திரா சிசிஎஸ்சி ஸ்கூல் e இந்த அவங்க காலேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா ஊர்கிட்ட வந்தாச்சு எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பி வந்து வந்திருந்தாங்க என்னோடய மாமா பையன் அவங்க தான் பார்த்தீங்கன்னா தவனை வந்து பைக்கில் கூப்பிட்டு போகிறாங்க இங்கே பாருங்கள் ஜாலியாக வந்து தவன் வந்து பைக்கில் வந்துட்டு இருக்கான் வந்து தாத்தா ஊர் கிட்ட வந்துட்டோம் தாத்தா ஊரில் பார்த்தீங்கன்னா பாலாறு வந்து இருக்கும் இந்த பாலாறில் வந்து எப்பயுமே தண்ணி வந்து நிறைய இருக்கும் இந்த வாட்டி மழை அதிகமாக இருந்ததுனால தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அந்த வாரம் எடுக்கிறீங்களா இதெல்லாம் வந்து தண்ணி பாலாறு இங்கே பார்த்தீங்கன்னா வண்டியை கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அந்த தண்ணியெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போன வருஷம் அக்காலாம் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இந்த தண்ணி ஃபோர்ஸாக போகுது பாருங்கள் இங்கே இப்போ வந்து அங்கே போய் நிற்கவே முடியாது அந்த அளவுக்கு தண்ணி போகுது இங்கே ஒரு இடத்துல தண்ணி ஓடுது அப்படியே ஊற்றுது ஃபால்ஸ் மாதிரி இந்த பாலாறுலேருந்து தான் வந்து எல்லா ஊருக்குமே வந்து தண்ணி போகுது சூப்பராக இருக்குது அப்படியே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா ஊருக்கு வந்துட்டோம் இங்கேருந்தே பாருங்கள் ஃபுல்லாக தென்னை மரமாக தான் இருக்கும் பார்க்கவே நல்ல பச்சை பசேல்னு இருக்கும் எப்பயுமே ஏன்னா பாலார் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால இங்கே வேணா இப்போ வந்து தாத்தாவோட இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் வந்து கிளம்ப போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா பயிர்லாம் வைக்கிறதுக்காக வந்து தண்ணியெல்லாம் விட்டுருக்காங்க ஈரமா இருக்கா மாமா வராங்களா அப்புறம் அங்கே பாருங்க மாமா வந்து தேங்காய்லாம் வந்து வெட்டி எடுத்துட்டு வராங்க இளநீர்லாம் வந்து இங்கே குடிச்சிட்டோம் இங்கே வந்து குடிச்சிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இப்போது தாத்தா ஊருக்கு வந்தாச்சு வந்து இளநீர்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறோம் இப்போது வீட்டுக்கு போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா தாத்தாவோட இடம் இருக்குங்க பயிர்லாம் போட்டிருக்காங்க எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா தென்னை மரமாக இருக்கும் இங்கே இங்க ராஜி பொண்ணும் பையனா இருக்கா ரெண்டு பேரும் எடுங்க அவருக்கு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ற வேலையே சரியாகுது என்ன ராஜேஷ் தாத்தா வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்க எல்லாம் வந்து இப்போ தான் உட்காந்துவோம் அம்மா இங்கே போகிறாங்க பின்னாடி அப்பதான் விழுந்துச்சு அவருக்கு ரேஸ் பண்ணணுமா ரேஸ் இல்ல இல்ல ரேஸ் போலாமா ரேஸ் ரேஸ் வைக்கலாமான்னு கேட்க பைக்குக்கும் நம்ம காருக்கும் ரேஸ் வைக்கலாமா வீடா இவரு சூப்பராக பைக் ஓட்டுவாரு எல்லாம் இப்போ வந்து நம்மளோட தோட்டத்தை பார்க்க கிளம்பியாச்சு தாத்தா வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இடம் வந்து இங்கே ஒன்று இருக்குது அதை வந்து பார்க்க வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டில் பார்த்தீங்கன்னா மாமி அப்புறம் வந்து தம்பியோட ஒய்ஃப்லாம் வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அதுக்குள்ள வந்து நாங்க பாத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம் இங்க இப்போ தவணை கூட்டு போகிறது பார்த்தீங்கன்னா தவனோட சித்தப்பா என்னோட அம்மாவோட தம்பி பையன் அதாவது மாமா பையன் இவர் ஃபஸ்ட்டு பையன் இவர் செகண்ட் பையன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளை ஊருக்கு கூப்பிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து செகண்ட் பையன் இன்னொருத்தர் வந்து வரல அவர் அன்னைக்கு ஊருக்கு ஸோ இந்த குட்டி பசங்க பார்த்தீங்கன்னா இவரோட பசங்க தான் இப்போ வந்து நம்ம இடத்துக்கு வந்தாச்சு ஒன்று அந்த பம்ப் செட்டு தனியாக அதுல பம்ப் செட் இருக்கிறதுனால அது கடைசியா ஆமா அது ஒரு சர்வீஸ் அதுக்கு மட்டும் வச்சு ஒரே ஒரு பூ பிச்சு கொடுத்து அது அது அந்த தொழில் மரம் கரும்பு எல்லாம் வச்சுருக்காங்க இந்த தென்னை மரம் இந்த தென்னை மரம் இந்த தென்னை மரம் இந்த தென்னை மரம் இதெல்லாம் நம்மளுக்கு தான் மாங்காய் மரம்லாம் அந்த சைடு இல்லை அவங்களோடது தவன் என்னமோ பண்ணிட்டு இருக்காரு தொட்டியில் போய் இங்கே பாருங்கள் பெரிய கிணறு இங்கே இருக்குது நிறையோட இருந்தது கிணத்துல தண்ணி இருக்குது அப்படியே கிளீனாக இருக்குது படியெல்லாம் இருக்கு அழகா அதான் அரிச்சிட்ருக்கு அந்த காலத்து கிணறு இந்த எத்தனை வருஷம் கிணறு இருக்கும் ராஜேஷ் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கும்ல அம்மாலாம் பிறக்கும் போதே அதான் அந்த மண்ணெல்லாம் இந்த மாதிரி பூசி விடணும் தண்ணி எல்லாம் ஏறாது இந்த லெவல் தான் இருக்கும் தண்ணி எப்பயுமே இருக்கும் அதனால ப்ராப்ளம் கிடையாது தண்ணிலாம் இது வெடிவும் வெடியாது இது இருந்தாலும் யாரும் வேற என்ன தெரியுது ரெண்டு பேருக்கும் என்ன தெரியுது என்ன தெரியுது உள்ள எதுவுமே இல்லையா ஓ ஆ தவளை இருக்கா தண்ணி பாருங்க ஈனாக இருக்குது தண்ணி தொட்டியில் தவளையை உனக்கு உயிரை காப்பாத்துறாங்க செத்து போச்சா எட்டுக்கால் பூச்சி இருக்கா வாங்க அந்த அத்தா கூட போறியா தவன் கொஞ்சம் புதுசாக போட்ட ஷெட்டு இது

இது பாருங்க தண்ணி பண்ணி சின்ன ஜாலியாக விளையாடுறாங்க எல்லாரும் இங்க இங்கே நம்மளோட இடம் இது ஃபுல்லாக நம்மளோட இடம் தான் அவங்களாம் பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டாங்க நாங்கள் வந்து போய் பிடிக்கணும் அவங்கள அங்கே போகலாம் சூப்பராக இருக்குது தண்ணியில் விட்டால் அப்படியே குளிச்சிடலாம் மாதிரி இருக்கீங்க அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்குது நிறைய தொட்டாச்சிலுக்கு செடி இருக்குது இங்கே தவனுக்கு இந்த செடி ரொம்ப பிடிக்கும் வரும் ஸோ அடுத்த வாட்டி வரும்போது இங்கே வந்து தென்னை மரம் அப்புறம் வந்து கரும்பு வைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷம் வரும்போது நம்ம இங்கே பார்க்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் காலியாக இருக்குது இந்த இடம்லாம் தை மாதத்தில் வந்து ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க மூணு பேர் தான் இருக்காங்க இப்போது அவங்க எல்லாம் கார் போயிட்டாங்க அவங்களாம் அந்த சைடில் போகிறாங்க இல்லை இப்படியே போகலான்னு சொல்கிறாங்களே இங்கே தண்ணி பிரித்து விட்ருக்காங்க இந்த சைட்லேருந்து அந்த சைட் போகுது தண்ணியெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு ஜாலியாக இருக்குல்ல குளிக்கல மாதிரி இருக்குல்ல ரோகி உனக்கு ஆமாம் உனக்கு ரோகி சில்லுன்னு இருக்கா மூணு பேருமே ஒரே ட்ரெஸ்ஸு வேற கலர் கிளைமேட்டும் நல்லா இருக்கு ஊஹூ சொல்லுங்க பக்கத்தில் நம்மளோட இடம் அங்கே இருக்குது இந்த ஒயிட் கலர் பில்டிங் அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில் இருக்குது இது வந்து சாத்துக்கொடி மரம் இங்கே பார்த்திங்கன்னா காயெலாம் நிறைய இருக்குது பச்சையாக இருக்குது அங்கெல்லாம் அது அந்த இடத்துலலாம் இருக்குது காய் கீழெல்லாம் கூட சாத்துக்கொடி விழுந்திருக்கு மழையில் விழுந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சாத்துக்கொடியெல்லாம் விழுந்திருக்கு கீழே அம்மன் கோவில் மூடி இருக்காங்க இப்போது டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டரை இப்போ டைம் ஆகுது கோவில் மூடி இருக்குது அந்த சைட்லாம் அம்மா தான் போகணும் அம்மாலாம் அந்த பக்கம் போனாங்க அந்த பொம்பி பார்க்கலாம் நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது ஏன்னா இறங்குது கால் அப்படியே உள்ள எங்கே ஒருத்தரும் காணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு அந்த பாலாறு வந்து இங்கே தான் வந்து இந்த வழியாக போகும் பாலாறுக்கு தண்ணி இந்த பக்கம் காமா அப்படியே அமைதியாக இருக்குது இடம் அங்கே ஒரு கேக்டஸ் இருக்குது கள்ளி செடி அங்கே ஒன்று அங்கேயுமா இருக்குது இப்போ தண்ணிக்குள்ளே இறங்கி அந்த சைடு போயிடுவோம் ஆமாம் கரைக்கு நம்ம அந்த சைடு போகணும் இப்போ பார்த்துவாங்க செம சில்லுன்னு இருக்குப்பா ஒன் டூ த்ரீ Show தண்ணி எப்படியே வந்து இந்த சைடு போகுது பாலாக இருக்கு போகுது இந்த சைடு எல்லாம் அங்கே பார்த்தோம்ல ஃப்ரிட்ஜில் பிரிட்ஜில் தண்ணி போச்சுல அங்கே போய் கனெக்ட் பண்ணி அந்த சைடு போய் வேறு இருக்கலாம் எல்லா ஊருக்கும் தண்ணி வேணும்ல ஆமாம் இந்த தண்ணி போகுது நெல்லெல்லாம் விற்கிறதுக்கு தண்ணி வேணும்ல அதனால எல்லாமே ஸ்டோர் பண்ணி டேம்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இப்போ பாதி தூரம் வந்துட்டோம் எங்கே பாருங்கள் பாதி தூரம் வந்துட்டோம் இன்னும் பாதி தூரம் நாங்கள் போக வேண்டியிருக்கு அந்த சைட் போயிட்டு அப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் அங்கே பாருங்கள் அம்மாலாம் அங்கே நிற்கிறாங்க அம்மா அக்காலாம் இல்ல பூண்டு செடி அதெல்லாம் சும்மா அந்த புல் புல்லு புல்லு புல்லு புல்லுல இருக்க அந்த பூண்டு ரவன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு இங்க பாருங்க நம்ம எல்லாம் தான் அங்கே இருக்காங்க எல்லாம் தண்ணி சில்லுன்னு இருக்கு கால் வைக்கவே ஆ ஃபோர்ஸாக வருத பள்ளம் இருக்கும் அங்கே ட்ரெஸ்ஸு வேண்டாம் வேண்டாம் வரேண்ணா இங்கே ஃபோர்ஸாக வருது இங்கே பாரு கிட்ட வந்தாச்சு அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம் இப்போ தான் ஏ ட்ரெஸ் நினைச்சிச்சுடா ஃபுல்லாக வரா அங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே அவனை பிடி பிடி உஷா ஆ பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து காட்டு பார்க்கலாம் காட்டு ஆமாடா தோ இருக்குடா இதோ இருக்கிற இல்லை டயர்டாக ரோகி நிறைய எறும்பு கடிச்சு விட்டுருச்சு ரோகிணியை அவங்களாம் வந்துட்டுருக்காங்க அக்காலாம் அங்கே உட்காந்துட்டாங்க ஆ அதுவும் அது சரியாயிடும் கொஞ்ச நேரத்தில் இங்கே பாருங்கள் அப்படியே தண்ணி நிற்கிது ஃபுல்லாக பாச பாசையாக இருக்குது கீழெல்லாம் தண்ணியில் போய் கால் இறங்குது அந்த அளவுக்கு ஈரமாக இருக்குது என்ன இருக்க ஆ மேலே வந்துருங்க தன்யா மேலே வந்துரு ஏ வாட்டர் ஸ்லைடர் தவன் கண்டுபிடிச்சிட்டான் வாட்டர் ஸ்லைடர் ஓடுது ஆ அது அது அது ஓடுது அது ஃபாஸ்ட்டாக ஓடுது டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆகுது நல்லாயிருக்கு கிளைமேட்டை அதனால தான் சுற்றிட்டுருக்கோம் இங்கே இதுவே வெயிலாக இருந்ததுன்னு நினச்சிக்கோங்க இங்கே வரவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் செம்ம சூடாக மணலில் காலே வைக்க முடியாது இருக்கா வாட்டர் ஸ்லைடை தூக்கி போட்டிங்களா இங்கே இங்கே எங்கே மண்ணில் போய் வச்சா அதோ அதோ அதோ அதோ இங்கே பாருங்கள் எல்லோரும் வந்து பீச் மாதிரி வந்து எல்லாருமே உட்காந்தாச்சு கொஞ்சம் நேரம் நடந்து நடந்து நடந்து டயர்ட் ஆகிட்டோம் நாங்கள் <laughs> ராட்சிசி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே வயலுக்கு போயிட்டு அப்படியே தண்ணியை கிராஸ் பண்ணி வந்து இங்கே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இப்போ வந்து மண்ணில் உட்காந்துட்டோம் பார்க்க நம்ம பீச்சில் உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது இப்போது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போகும்போது பயங்கர ஹைட்டில் போகும் நம்ம கீழே கூட இறங்க முடியாது அந்த அளவுக்கு வந்து தண்ணி போகும் இப்போ தண்ணியெல்லாம் போய் கொஞ்சம் என்ன இருக்குது மீடியம் லெவலில் சைலண்ட்டாக இருக்குது இடமே அதனால் நம்ம அங்கேருந்து இங்கே வர முடிச்சுது கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் தவன் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கான் இன்னும் அங்கே தான் இருக்கான் வாட்டர் ஸ்லைடு வரத்துக்கு மனசு இல்லை அவர் கூட அவரோட தம்பியும் இருக்காங்க அவங்க அப்பா இருக்காரு எல்லாம் வாட்டர் ஸ்லைடு பிடிச்சிட்டு இருக்காங்க